ஒன் welcome to Kuppi three D இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பலாப்பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் பலாப்பழம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் மில்க்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரையை மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட மூணு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க பலாப்பழத்தில் இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சுகர் கம்மியாக சேர்த்துக்கோங்க இனிப்பு கம்மியாக இருந்தால் சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பழப்பழம் நல்லா அரைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் மில்க் இப்படி ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும் போது தான் மில்க் நல்லா திக்காக வரும் இல்லைனா அப்படி ஃப்ரீஸ் பண்ணலைன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பலாப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ